கள்ளக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் அந்த ஏரியாவில் இருக்கிற மாணவ அமைப்பினர் மற்றும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மாணவர் அமைப்பினர் போன்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்டம் கலவரமாக மாறியது அந்த கலவரத்தில் அந்த நேரத்தில் அந்த ஸ்கூல் சூறையாடப்பட்டது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த ஸ்கூல்லேருந்து நிறைய டேபிள் சேர்லாம் தூக்கிட்டு போனாங்க நிறைய பஸ்ஸுகளை கொளுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அனைத்துமே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் உடைத்திருக்காங்கன்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கு இப்போது காவல்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கிற பகுதியில் அதாவது அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் காவல்துறை ஒரு தண்டோரா ஒன்று போட்டிருக்காங்க அந்த தண்டோராவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சக்தி ஸ்கூல் கலவரத்தில் யார் யார் எந்தெந்த பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அவங்க அந்த பொருளை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கூல்லேயே வைக்குமாறும் இல்லைனா போலீஸ் வந்து பார்த்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும்னு தண்டோரா போடப்பட்டு வருது இந்த தண்டோராவை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற சில பேர் தான் கொண்டு வந்த டேபிள் சேர் மற்ற ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலோடைய வளாகத்தின் வெளியில் வச்சுட்டு வர வீடியோவை நம்ம நிறைய சமூக தளத்தில் பார்க்குறோம் ஸோ இது காவல்துறை சார்பாக போடப்பட்ட ஒரு தண்டோரம்னு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாமல் சக்தி ஸ்கூல் கலவரத்தில் ஈடுபட்ட அனைவரும் சிசிடிவி காட்சி மூலயமா அவங்கள பிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க இது போல் உண்மைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட இணைஞ்சிருங்க குட்டி ஸ்கூல்ல காலேஜில் வந்து இந்த கலர் நடக்கும் போது அவங்க பொருள்லாம் தூக்கிட்டாங்க எடுத்துக்க போது பன்னெண்டு ஸ்கூல்ல போட்டுருங்க வந்து போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க